அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக லக்கணத்துக்கு உண்டான குணங்களை பத்தி பார்க்க போறோம் அதுக்குண்டான அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க இப்போ விருச்சிக லக்கணத்தை பத்தி சில குணங்கள்லாம் நான் சொல்றேன் பாருங்க விருச்சிக லக்கணம் காரங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணங்கள்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய கொடுத்து பழகுவாங்க நல்ல எளிதில் எல்லாத்துக்கிட்டையும் பேசி சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மைனஸ்ன்னு சொல்லி பின்னாடி நம்ம பேசலாம் இப்போ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரிடத்தையும் நல்லா பழகுவாங்க பேசுவாங்க அன்பாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு செய்கிற விஷயத்தில் மற்றவங்களை விட இவங்க வந்து நல்லாவே செய்வாங்க ஒரு உதவின்னு ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் விருச்சிக லக்னம் கௌரவம் பார்ப்பாங்க சில சந்தேகங்களும் இருக்கு அவங்களுக்குள்ள இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்க மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாறுற விஷயம் யார் எப்படி என்ன கேரக்டர்னே தெரியாது டக்கு டக்குன்னு பழகிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேசுறது அடுத்தவங்க கிட்ட வந்து பேசுற விஷயம் வந்து மனசை வந்து காயப்படுத்துற மாதிரி புண்படுற மாதிரி சில விஷயங்கள்ல டக் டக்குன்னு பேசிடுவாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் இல்லைங்களா அந்த வீடு வந்து செவ்வாயோட வீடு இல்லைங்களா அதனால டக் டக்குன்னு பேசுறதுனால மனசு வந்து மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க அதனால அந்த பேச்சுக்களை வந்து படிப்படியே குறைச்சிக்கோங்க ஆனா இயல்பான ஒரு விஷயம் இவங்களுது அதை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் மற்றபடி விருச்சக்காரங்க உதவி செய்யறதுலயும் சரி அடுத்தவங்ககிட்ட பழகிறதுலயும் சரி ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பாங்க ரொம்ப நல்ல விதமா எல்லாத்தையும் பேசுவாங்க சில கோபங்கள் இருக்கு சில சந்தேகங்கள் மனசுல இருக்கும் இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மைனஸ்ன்னு நம்ம சொல்லலாம் பேசுற விதம் வந்து அடுத்தவங்க கிட்ட நல்லபடியாவே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்கள சொல்லி காட்டி குத்தி காட்டுவாங்க நீ அன்னைக்கு இப்படி பண்ணல சரியில்லை உன் கேரக்டர் என்னன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா அது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படும் அதனால் வந்து கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வெளியே வந்து நல்லவங்களா கூட இருக்கலாம் விருச்ச கலக்கணக்காரங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும் விருச்ச லக்கணத்துக்கு மனக்கசப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அதில் பார்த்தீங்கன்னா மனைவியே கணவராக இருந்தாருன்னா விருச்ச கலக்கணம் இருந்தாங்கன்னா மனைவி வந்து சொல்லி சொல்லி காட்டுவாங்க சில விஷயம் குத்தி குத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட பேச்சுக்கள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆனால் இயல்பான விஷயம் இது இருந்தாலும் நீங்கள்லாம் இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி பேச்சுக்கள் தானாக இயல்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சில தியான முறைகள்லாம் இருக்குது அந்த தியானத்தை கற்றுக்கிட்டு தினசரி நீங்கள் பேசும்போது அந்த தன்மை வந்துடும் அந்த பேச்சுக்கள் மாறுபடும் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதனால தியானத்துல ஓம் சவுண்டு ஓம் சாண்டிங் மாதிரி போட்டுட்டு அமைதியாக உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க தினமும் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது அதிகமாக நல்லா நைட் நிம்மதியாக தூங்குவீங்க எந்த சிந்தனையுமே இருக்காது எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகிற நீங்கள் இயற்கையாகவே நல்லா பழகுவீங்க இருந்தாலும் சில சில மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிரும் பத்து பத்து நிமிஷமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள் ஒரு மாதம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க அடுத்த மாதம் இருபது நிமிஷம் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கிராஜுவலாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் தியானம் பண்ணணும் பண்ணீங்கன்னா அந்த பேச்சுக்கள் வந்து கடுமையான பேச்சுக்கள் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா உங்களோட சுற்றி இருக்கிறவங்கள தான் அது பாதிக்கும் நீங்கள் நண்பர்கிட்ட கூட பேசுனாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிடுவாங்க ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேசுறதோ கிட்ட பேசுறதோ அவங்களுக்கு பிடிக்காது என்ன அப்பா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு மனைவியாக இருந்தால் கணவருக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து இவங்களுக்கு சுபர்கள் ஹெல்ப் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குர குரு இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த அதுக்குண்டான கிரகங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அது என்னங்க தர்ம கர்மாதிபதினா கோயில் விசேஷங்கள்லாம் எடுத்து செய்வாங்க கோயிலுக்கு அவங்க நன்கொடை கொடுத்து கோயிலை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவாங்க சிலைகள் வாங்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்பது குடைவனும் பத்து குடைவனும் சேர்ந்தாதான் தர்ம கருமாதிபதி யோகம்னு சொல்லுவோம் சூரியனும் சந்திரனும் இருந்ததுன்னா இந்த மாதிரி யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா யார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க விருட்ச கலக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அடுத்தது நம்ம செவ்வாய் விருட்ச கலக்கணத்துக்கு உண்டான செவ்வாய் விருச்சிக வீடு தான் செவ்வாயோட ஆதிக்கம் அந்த செவ்வாய் வந்து லக்கணத்துல இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாங்க லக்கணத்துல இருந்தா தனித்த செவ்வாய் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் லக்கணத்துல இருந்ததுன்னு அப்படின்னா தீர்காயுள் வண்டி வாகனம் பூமி யோகம் மண் யோகம் வந்து சிறப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க லக்கணத்திலே செவ்வாய் இருந்தால் அவங்களோட பேச்சுக்கள் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அடித்து பேசுவாங்க ஆனால் பூமி யோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நிலம் வீடு வாகனங்கள் எல்லாமே நல்லா வாங்குவாங்க அதுக்குரிய ச சந்தர்ப்பங்கள் வந்து கண்டிப்பாக அமையுங்க அடுத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல செவ்வாய் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பேச்சுக்கள் வந்து கடுமையான சொற்களாக இருக்கும் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் அதுக்குண்டான அந்த இரண்டாம் இடத்துக்குரிய அந்த வாக்குஸ்தானாதிபதி இடத்துல நீங்கள் அந்த செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால சில பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குங்க மிக சிறப்பாக இருக்குது இரண்டாம் இடத்துல இருக்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் தன்மையாக பேசணும் அடுத்து மூன்றாம் இடம் தைரியஸ்தானாதிபதி தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தைரியசாலியாக இருப்பாங்க மூன்றாம் இடம் தனித்த செவ்வாய் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க அவங்க சுயமுயற்சியில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க கடுமையாக போராடுவாங்க வெற்றி காணுவாங்க கண்டிப்பாக வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயம் அடுத்து நாலாம் இடம் தாய்ஸ்தானம் தாய் ஸ்தானம் வண்டி வாகனம் எல்லாமே எடுத்துக்கலாம் இருந்தாலும் தாய்க்கு சில சில பாதிப்புகள் கண்டிப்பாக வருங்க நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வீகம் நம்ம முன்னோர்களை பற்றி சொல்கிறது அடுத்து நம்ம குழந்தைங்களை பற்றி சொல்லலாம் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சிறப்பு தான் குரு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுக்கள் கடுமையாக இருக்கக்கூடாது இவங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் எதிரி நோய் நொடி இதெல்லாம் சொல்லுவோம் அதுல ஆட்சி பெ பெற்றிருந்தாக்கா ரொம்ப சிறப்பு இவங்களோட பேச்சுக்கள் வந்து வலிமையா இருக்கும் மற்றவங்க வந்து இவங்களிடம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் பழகுவாங்க எனக்கா இவங்க கடவுளோட ஒரு அம்சம் ஒரு என்ன சொல்கிறது செவ்வாய் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இவங்களுக்கு அதனால் எந்த எதிரிகள் தொல்லையுமே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கு அந்த இடம் அதனால் ஏழாம் இடம் கலத்திரகாரகன் மாங்கல்யம் நம்ம கணவன் மனைவி குறிக்கிற விஷயம் மனைவி வழியில் லாபம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது இருந்தாலும் அவங்களோட சில சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள்லாம் தோன்றி மறையும் ஏழாம் இடம் ஆட்சி பெறக்கூடாது அதனால கவனமா பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்க செவ்வாய் தோஷத்தை பத்தி நம்ம இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள்ல வந்து செவ்வாய் தோஷத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் ரெண்டு நாலு ஏழு எட்டு இதெல்லாம் செவ்வாய் தோஷத்துக்குரியது அதில் பரிகார செவ்வாய்னு சிலது இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் பரிகார செவ்வாய் சொல்லுவாங்க அதுவும் வந்து செவ்வாய் தோஷம் தான் அது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சொல்லுவாங்க அதனால் அது வந்து பொதுப்படையான ஒரு விஷயம் ஆனால் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ஆட்சி உச்சத்தில் இருந்ததுன்னா செவ்வாய் நீ நம்ம சொல்கிற இடத்துல நான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா அது ஒரு பரிகார செவ்வாய் மாதிரி தான் கணக்கு வரும் அதனால் நம்ம ஜாதகத்தை நல்லபடியாக கணிச்சு தான் நம்ம வந்து வெளியே சொல்லணும் இது கடுமையான செவ்வாயா இல்லைன்னா பரிகர செவ்வாயான்னு நம்ம அப்பதான் பார்த்து சொல்ல முடியும் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய் செவ்வாய் இருந்தா மண் யோகம் வண்டி வாகனம் மற்றபடி இவங்களுக்கு யோகங்கள் அதிகமாகவே இருக்கு அடுத்து ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானாதிபதி தந்தையும் குறிக்கும் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம் இங்கே உள்ளூர்ல இருந்தா அதிகம் சம்பாதிக்க மாட்டாங்க விருச்சிகலகலக்காரங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீச்சத்துக்கு உண்டான இடம் அந்த இடத்துல இருந்தால் இவங்க ஷைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வெளியூருக்கு போயிட்டு வெளியூர் போய் இவங்க வேலை செய்யலாம் இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யும் போது இவங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் அடுத்து தந்தையோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பிரச்சனைகள் வந்து வந்து போய்கிட்டு இருக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் கண்டிப்பாக ஆகாது சப்போஸ் பிள்ளைகளா இருந்ததுன்னா விருச்சிக ஏ ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா தந்தை வந்து எந்த ஹெல்ப்புமே இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாகும் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் யோகம் தாங்க அவங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அவங்களுக்கு யோகம் தான் சிறப்புகள் தான் அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுயமுயற்சியா அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி சுய முன்னேற்றத்தோட அவங்க வாழ்வாங்க கஷ்டப்பட்டு மேலே வந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானாதிபதியில அந்த இடத்துல இருக்கும்போது செவ்வாய் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானாதிபதி சொல்லுவோம் அந்த இடத்துல நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடமும் அதுதான் நிறைய விரைய செலவுகள் நிறைய செய்வாங்க பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் அதுதான் கண்ணியில செவ்வாய் வந்து கடலையே வற்ற வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய செலவுகள் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும் அது என்னென்ன கிரகம் சேர்ந்து இருக்கோங்களோ அதுக்குண்டான பலன்களே வேற தனித்த செவ்வாய் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் விரைய ஸ்தானாதிபதி அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய செலவுகள்லாம் வரும் அதுல அடுத்தது நல்ல அவங்களால வந்து அதிக நேரம் தூங்க முடியாது நைட் அன்டைம்ல தான் தூங்குவாங்க ஒன்று ஒர்க்கு ப்ரெஷராக இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு திங்க் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்